வணக்கம் இப்போ நாம் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் நிஃப்டி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மே டுவெல்த் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு ப்ரீவியஸ் டே பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து பைக்கால் ஓப்பன் ஆகிருக்கு ஃபோர்டீன் எயிட் செவன்ட்டி ஃபோரில் அந்த பைக்கால் வந்த ரேஞ்சிலே தான் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா கேப் டவுன் ஓப்பன் ஆகிருக்கு ஸோ நம்ம இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா கால்ஸ் வந்து ஆக்சுவலி இதில் ரிப்பீட் ஆகாது அடுத்ததாக வந்து செல் கால் தான் வந்து வரும் ஸோ இப்போ நம்ம செல் கால் எப்போ வருது அது வந்துட்டிங்க அப்படின்னா செல் கால் வரும்போதே ரெட் கலரில் தான் ஓப்பன் ஆகும் அதாவது கேண்டில் ஆரம்பிக்கிற அந்த ஓப்பன் பாயிண்ட்லேயே தான் நமக்கு செல் காலும் வரும் அதே மாதிரியே ரெட் கலரில் தான் வந்து நமக்கு வந்து வரும் ஸோ இது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வரும் ஒவ்வொரு தடவை மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகும்போதெல்லாம் கால்ஸ் வந்து கொடுக்கும் ப்ரீவியஸ் கூட பாருங்கள் பைக்கால் வந்தது அதே ரேஞ்சில் தான் க்ளோசிங் வந்து கொடுத்துச்சு ஃபோர்டீன் எயிட் செவன்ட்டி ஃபோர் அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப்டர்நூனில் வந்துச்சு அது நமக்கு நல்லா செகண்ட் டாரட் வரைக்கும் ரீச் அவுட் கொடுத்துச்சு டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வந்தது அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்க அப்படின்னா லெவன் ஃபிஃப்டீனுக்கு காலையில் buy call so calls repeat ஆகாது ஒரு தடவை பை கால்னால் அடுத்த தடவை செல் கால் இந்த மாதிரி தான் வரும் ஸோ நேற்று இந்த மாதிரி தான் ஒரு பை கால் செல் கால் வந்துச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியில் இப்போதைக்கு செல் கால் வந்து வந்திருக்கு ஓப்பனிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நமக்கு கால்ஸ் வந்து கிடச்சிருக்கு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே செல் கால் வந்துச்சு ஸோ அந்த ட்ரெண்ட் அப்படியே கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு கண்டினியூ இருக்கு ஸோ நம்ம இப்போ நிஃப்டி பார்க்கலாம் நிஃப்டியில் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல் ஜென்ரேட்டர் அதாவது இந்த லைவ் மார்க்கெட்டில் லைவாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ட்ரேடிங் போயிட்டு இருக்கும்போது சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால்ஸ் மாதிரி வந்து ஜென்ரேட் பண்ணி தரும் பை பண்ணலான்னா என்ன பாயிண்ட் செல் பண்ணலான்னா என்ன பாயிண்ட் என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி தரும் ஸோ இப்போதைக்கு நிஃப்டி வந்து fourteen eight eleven eight twelve இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்னா கேண்டில்ஸ் எல்லாமே ரெட் கலரில் இருக்குது ஒன்ஸ் இது ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சு பைங் ட்ரெண்டாக மாறுச்சு அப்படின்னா க்ரீன் கலராக வந்து சேஞ்ச் ஆகும் இப்போதைக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் எப்படி வந்து இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் ஒர்க் அவுட் ஆகுது இன்றைக்கி என்ன மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் ஆப்ஷன்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து பார்ப்போம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு நிஃப்டி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆரட் கிட்ட ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு ஃபோர்டீன் செவன் செவன்ட்டி எயிட்டில் ட்ரேடிங் போகுது இப்போ ஃபஸ்ட் ஆரட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது நைன் சிக்ஸ்டீனுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒன் மினிட் கழிச்சு ஜென்ரேட் ஆச்சு ஜென்ரேட் ஆகி மேலே தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் மினிட்ஸ் ட்ரேடிங் போச்சு ஒரு நைன் டுவெண்ட்டிக்கு அப்புறம் இறங்க ஆரம்பிச்சது ஒரு டென் மினிட்ஸில் நமக்கு டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இப்படி தான் நமக்கு இன்றைக்கி ஜென்ரேட் ஆன கால்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதுக்கு ப்ரீவியஸ் பை கால் அந்த பை கால் வந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் க்ளோசிங் நடந்துச்சு அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா செல் கால் அது வந்து ஒரு ஆஃப்டர்நூனில் டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வந்துச்சு ஃபோர்டீன் எயிட் நைன்ட்டி நைனில் அது நல்லா எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் இறங்குச்சு அதுக்கு ப்ரீவியஸ் பை கால் ஸோ இந்த மாதிரி கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போதெல்லாம் நமக்கு வந்து கொடுக்கும் பையிங் ட்ரெண்டுங்கையில் க்ரீன் கலரில் வரும் செல்லிங் ட்ரெண்ட்னா ரெட் கலரில் வரும் கால்ஸ் உங்களுக்கு ரிப்பீட் ஆகாது so next trend buying trend அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வரும் என்ன பாயிண்டில் பை பண்ணலாம் டார்கெட்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு கம்ப்ளீட் லைவ் மார்க்கெட் கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி நீங்களே இதை பார்த்து டெய்லி ட்ரேடிங் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சிக்னல் ஜெனரேட்டர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது ஆப்ஷனில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அடுத்த கால்ஸ் எப்படி கிடைக்குதுன்ட்டு இது பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆப்ஷன் இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆன செகண்ட் கேண்டில் பை கால் வந்துச்சு ஒன் ஃபோர்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்தது ஒன் ஃபார்ட்டி செவன் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆயிருக்கு டைம் இப்போ நைன் தேர்ட்டி ஃபைவ் மேலே ஆகுது அதுக்கு ப்ரீவியஸ் டே வந்து நமக்கு வந்து செல் கால் வந்திருக்கு ஸோ இது வந்து fourteen thousand five hundred put option put ஆப்ஷன்றனால தான் ஆக்சுவலி உங்களுக்கு ஓப்பனிங் அந்த கால் காட்டலான்ட்டு புட் ஆப்ஷன் காட்டணும் ஸோ இதில் புட் ஆப்ஷன்றது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஏறும் அப்படின்னா உங்களுக்கு வந்து செல் கால் மாதிரி காட்டும் மார்க்கெட் வந்து இறங்கும்னா பை காலாக காட்டும் அதே கால் ஆப்ஷன்னா மார்க்கெட் ஏறும்போது பை காலாக வரும் ஸோ இப்போ ஃப்யூச்சர் பார்த்தீங்கன்னா செல் கால் வந்தனால உங்களுக்கு புட் ஆப்ஷன் காட்டணும் அதில் எப்படி பை கால் ஜென்ரேட் ஆயிருக்குன்ட்டு ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஆப்ஷனில் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஸோ மேக்ஸிமம் நாங்கள் ரெஃபர் பண்ணுற ஆப்ஷன் இந்த மணி அட் த மணி ஆப்ஷன்ஸ் வந்து ரெக்க ரெஃபர் பண்ணுறோம் ஏன்னா அதில் கொஞ்சம் நல்லா வந்து ட்ரேடிங்ஸ் பண்ண முடியும் வாலட்டைல் நல்லாயிருக்கும் நல்லா டார்கெட்ஸ் ரீச் அவுட் பண்ணலாம் ஸோ அதுக்காண்டி வந்து ஆப்ஷனில் அட் த மணி இந்த மணி நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம் ஆப்ஷனில் எப்படி தான் உங்களுக்கு மார்க்கெட் பேங்க் நிஃப்டி இப்போ பார்த்தீங்கன்னா பைக்கால் வந்திருக்கு நிஃப்டி இன்னும் பைக்கால் வரல பேங்க் நிஃப்டியில் பைக்கால் வந்தது தேர்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் டுவெலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்கு thirty two six ninety three தான் ஃபஸ்ட் டாரட் காட்டுது ஸோ இப்போதைக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு ப்ரீவியஸ் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா செல் கால் அது ஆக்சுவலி அது ப்ரீவியஸ் டே வந்தது அது அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டினியூஷன் வந்து இருக்குது ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பைக்காலாக வந்து சேஞ்ச் அவுட் ஆகிருக்கு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் வந்தது தேர்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் டுவெலில் வந்திருக்கு ஃபஸ்ட் ஹார் at thirty two thousand six ninety three so wait பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா பை கால் அப்படின்றனால கேண்டில் வந்து க்ரீன் கலரில் ஸ்டார்ட் ஆகிருக்கு இது பார்த்தீங்கன்னா பையிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர்லேயே தான் கேண்டில்ஸ் வந்து இருக்கும் ஒன்ஸ் இது ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இது கேண்டிலுடைய கலர் பார்த்தீங்க அப்படின்னா மாறவே மாறாது ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா fourteen thousand six fifty thirty two thousand six fifty இந்த ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு பேங்க் நிஃப்டி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒன் மினிட் வந்து ஆக்சுவலி அந்த ரேஞ்ச் பைக்கால் வந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆச்சு பட் நெக்ஸ்ட் மினிட்டே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக பாசிட்டிவாக ரைஸ் ஆகுது ரைஸ் ஆகிறனால இப்போயே பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஆஃப் த டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு thirty two six sixty six இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இப்போதைக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்ட்டு மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்ட் கிட்டே வந்துருச்சு தேர்ட்டி டூ சிக்ஸ் எயிட்டி ஃபைவ்ல ட்ரேடிங் போகுது ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் ஃபிஃப்டி கிட்ட ஜென்ரேட் ஆனது இப்போ டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால் ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் ஸோ இன்றைக்கி நமக்கு இப்படி தான் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா பை கால் ஜென்ரேட் ஆனது டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சு ஸோ இப்போ அது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக நல்லா ஏறிட்டுருக்கு நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி அதுக்கப்புறம் பைக் கால் வந்திருக்கு fourteen thousand seven forty eight ஃபிஃப்டியில் வந்திருக்கு ஒரு டுவெல் ஓ கிளாக் போல் வந்திருக்கு இப்போ fourteen thousand seven sixty five ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா செவன் எயிட்டி ஃபைவ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது பிரேக் அவுட் பண்ணுதான்ட்டு இப்போதைக்கு நிஃப்டியில் கால் வந்தபடி மார்க்கெட் வந்து ட்ரேடிங் போயிட்டுருக்கு ஒரு ஃபிஃப்டீன் பாயிண்ட் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆயிருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா thirty two thousand five hundred call option so இது இந்த வீக்லி கால் ஆப்ஷன் இது ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட் இது இந்த மணி தான் இன்றைக்கி ஆக்சுவலி ஓப்பனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேங்க் நிஃப்டி செல் கால் வந்துச்சுல ஸோ இது வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் செல் கால் வந்திருக்கு ஃப்யூச்சரில் ஆக்சுவலி ப்ரீவியஸ் டே கண்டினியூஷன் இருந்துச்சு இதில் மே டுவெல்த் இன்றைக்கி ஓப்பனிங் ஆனதுக்கப்புறமா செகண்ட் கேண்டில் வந்திருக்கு இது வந்து ப்ரீவியஸ் டே க்ளோசிங் அப்போ பையிங்காக இருந்தனால இன்றைக்கி வந்து ஆக்சுவலி ஓப்பனிங்கில் செல்லிங் காட்டியிருக்கு டூ நைன்ட்டி டூவில் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்தது நல்லா டவுனில் ஹண்ட்ரட் வேணாம் பேக் அவுட் ஆயிருக்கு அதுக்கப்புறமா மார்க்கெட் ரெக்கவரி ஆகையில் நமக்கு பைக்காலாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு பைக்கால் வந்ததும் டூ ஃபிஃப்டி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரைஸ் ஆகிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் வீக்லி ஆப்ஷனில் தேர்ட்டி டு ஃபைவ் ஹண்ட்ரடில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு மேக்ஸிமம் இது வந்து ஓப்பன் ஆகும்போது இன்றைக்கி இந்த மணியாக இருந்துச்சு இந்த மணின்றதுனால கொஞ்சம் நல்ல மூமெண்ட் நல்ல வாலட்டைல் இது வந்து பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டாரட் வரைக்கும் பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வந்துட்டுருக்கு ஸோ இப்படி தான் ஆப்ஷனில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் டைம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு one o one o'clock ஆகுது ஒன் ஃபைவ் ஸோ இப்போ தான் வந்து ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது நமக்கு டுவெல் ஓ கிளாக் ஜென்ரேட் ஆன கால் ஆக்சுவலி நிறையா டைம் பார்த்தீங்கன்னா இன்பிட்வீனில் ஃபஸ்ட் ஆர் அட் ரேஞ்ச் வந்துட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் ஆயிருக்கு ஒரு நாலு பாயிண்ட்டு மூணு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா டார்கெட் மிஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு இப்போ தான் ஃபைனலாக நமக்கு வந்து டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுது ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு இந்த டுவெல் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மூமெண்ட் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு ஸ்லோவாக அந்த மூமெண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ரைஸ் ஆயிருக்குன்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் ஸோ இப்படி தான் நமக்கு நிஃப்டியில் ஜென்ரேட் ஆன பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்டை ரீச் அவுட் பண்ணுச்சு ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் உங்களுடைய கம்ப்யூட்டரில் இதை இன்ஸ்டால் பண்ணி இதை வச்சு நீங்களே ஓனாக ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் வந்து உங்களுக்கு டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ண மூலிமா டெய்லி உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்களே இன்ஸ்டால் பண்ணி அதை வச்சு நீங்களே வந்து ஓனாக வந்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள்